ஆணி புதிர் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு ஆணிகளை வச்சு ஒரு புதிர் விளையாட்டு விளையாடலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் படத்தில் உள்ளவாறு மடிக்கப்பட்ட ரெண்டு நீளமான ஆணிகள் ரெண்டு ஆணிகளையும் இதில் இருக்கிற மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று பொருத்திக்கோங்க இந்த ஆணிகள் ரெண்டையும் ஒன்றுலேருந்து இன்னொன்று பிரிக்க முடியுதா முயற்சி செய்யுங்க ஆனால் இந்த ஆணியோட வடிவத்தை மாற்றக்கூடாது வேற கருவிகளை பயன்படுத்தக்கூடாது எப்படி திருப்பி முயற்சி செஞ்சாலும் இந்த ஆணிகளை பிரிக்க முடியல இல்லையா இப்போ இதை சுலபமாக பிரிக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ படத்தில் இருக்கிற மாதிரி ரெண்டு ஆணிகளையும் இந்த மாதிரி அமைப்பில் வச்சு லேசாக அழுத்துங்க அவ்வளோதான் இந்த ஆணிகள் ரெண்டும் தனித்தனியாக வந்துடுச்சு இப்போ திரும்ப இந்த ஆணிகளை பழைய மாதிரி பொருத்துறதுக்கு இந்த ஆணிகளை இது போல் ஒன்றுக்குள்ள ஒன்றா நுழைச்சி இந்த மாதிரி அமைப்பில் வச்சு திரும்ப லேசாக அழுத்தம் கொடுத்தா போதும் அவ்வளோதான் ஆணிகள் பழைய மாதிரி லாக் ஆயிடுச்சு நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் நண்பர்கள் கிட்ட கொடுத்து விளையாடலாம் என்ன குட்டீஸ் நீங்களும் இந்த மாதிரி ஆணி புதிர் செஞ்சு விளையாட ரெடியா இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமா எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்